பேர் மட்டும் இருக்காங்க ஒட்டு சூசைட் பண்ணிருக்காங்க ஒருவையா இருக்கு அந்த சந்திரன் அப்படி பாடி பாடி பாடி கண்ணியோட انا वारा பனி மூடி வாயா ஓகே ஹர் ஃபேமிலி மெம்பர்ஸ் தெரிக்க விடலாமா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா கரெக்டாக போகாது ஸோ இங்கேருந்து அந்த பிளேஸ்க்கு நம்ம போக வேண்டியதான் ரைஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பிளட்டி மேரி சேலஞ்ச் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு பயங்கரமான ஹாண்டட் பிளேஸ் தேடி வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நமக்கு இதான் வழி நமக்கு கரெக்டான ஸ்ட்ரெயிட் ரூட் கிடையாது இந்த காட்டுக்குள்ளே பூந்து தென்னந்தோப்புக்குள்ளே பூந்து தான் வரணும் இதுக்கு நான் மட்டும் தனியாக வந்திருக்கேன் என்னமோ ஓடின மாதிரி இருந்துச்சு நம்ம ரெடி மாரி சேலஞ்ச் பண்ண போகிற வீடு வந்துருச்சு அதுதான் வீடு தெரியும்னு நினைக்கிறேன் தனியாக வந்ததாட்டி ரொம்ப பயமாக இருக்கு सारे यारे मर கைஸ் வீட்டுக்கிட்ட வந்தாச்சு நான் கண்ணாடி இந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் கைஸ் என் கையில் நிறைய திங்ஸ் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் நான் இறக்கி வச்சுக்கிறேன் என்னால் பிடிக்க முடியல கைஸ் இந்த வீடு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம ஆல்ரெடி வந்து ஷார்ட்ஸ் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் நல்ல வியூஸ் போயிருக்கு ஃபோர் ஹண்ட்ரட் கே வியூஸ்க்கு மேலே போயிருக்கு இந்த வீட்டை பற்றின ஹிஸ்ட்ரி நான் இப்போ சொல்கிறேன் முன்னாடி நம்ம வீடியோக்கு தேவையான கண்ணாடியெல்லாம் நம்ம இறக்கி வச்சிடலாம் யாரோ இருக்க மாதிரியே இருக்குது எனக்கு இந்த டோர் பார்த்தீங்கன்னா பூட்டி இருக்கு ஸோ நம்ம இங்கே பண்ண முடியாது நமக்கு பிளேஸ் வேணும் கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது யாராக இருக்கீங்களா ஃபேஸ் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஓகே ஹேட் ஃபேமிலி மெம்பர்ஸ் பிவிடி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்திருக்கோம் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கும் வந்திருக்கோம் ஸோ சவுண்டு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வீடியோவோட ஷார்ட்ஸோட அப்படின்னு நிப்பாட்டிட்டு ஓடிட்டேன் இந்த வீட்டில் வந்து வயசானவங்க ரெண்டு பேர் மட்டும் இருந்திருக்காங்க கிறிஸ்டின் ஃபேமிலி தான் வின்சென்ட் பெனட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்திருக்காங்க அவங்க வந்து இங்கே தூக்கு போட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இடம் வந்து அபண்டன்ட் பிளேஸாக மாறுது ஹாண்டட் பிளேஸாக மாறுது ஸோ நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது பிளட்டி மேரி சேலஞ்சு ஸோ அதுக்கு வந்து இது பயங்கர ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பிளேஸை டிசைட் பண்ணேன் ஸோ நான் இங்கே வந்துட்டேன் நான் தனியாக தான் வந்திருக்கேன் சதீஷ் இன்னைக்கு வரல என்னன்னா அவனுக்கு காலேஜெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போது வீடியோக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டா அவன் என்னமோ செமினார் இருக்குன்றான் ஃபீல்டு ஒர்க் இருக்குங்கிறான் சைக்கிள் டெஸ்ட்டுங்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ங்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேது ஸோ இன்றைக்கி நான் மட்டும் வந்திருக்கேன் நம்ம ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் வீடியோ பண்ணிடலாம் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோவை மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பயங்கர த்ரில்லிங்காக இருக்க போகுது தாண்டி நான் கேமராவில் செட் பண்ணிட்டேன் நான் அவசரத்தில் கேமரா ஸ்டாண்ட் கொண்டு வரல ஸோ கேமரா ரொம்ப டைம் ஆயிடுச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு ஸோ கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போது பிளடி மேரி சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் பிளடி மேரி சேலஞ்ச் அப்படின்னா என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பிளடி மேரி அப்படின்னா யாருன்னு நம்ம பார்த்துடலாம் ஆக்சுவலாக பிளடி மேரிங்கிறது வெறும் மேரி தான் அந்த மேரிங்கிறவங்க வந்து இங்கிலாண்டில் இருந்தவங்க அவங்க வந்து ரொம்ப அக்லியாக இருப்பாங்க ஃபேஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு டைமில் வந்து இங்கிலாந்துக்கு வந்து ராணியாக மாறுறாங்க ஸோ அவங்க இங்கிலாந்து ராணியாக மாறினதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒருத்தவங்களை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க ஸோ அப்போ மேரேஜ் பண்ணவர் அவரும் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா அவன் ஃபேஸை பார்க்கறதுக்கு ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டீஸ் பண்ணுறாங்க ஸோ அந்த ஒரு மன உளைச்சல்னால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நம்ம வந்து அழகாக மாறணும் ஃபேஸ் வந்து நல்லா அழகாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ தான் வந்து நிறைய மந்திரவாதிகள்லாம் போய் தேடுறாங்க ஸோ அப்படி தேடி தேடி எல்லாத்தையும் கேட்கும்போது ஒரு மந்திரவாதி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் அழகான பெண்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களோட எல்லாத்தையும் நிறையா பேர் அவங்க எல்லாத்தையும் கொன்று அவங்களோட பிளட்டை வந்து நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக இது பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக மாறிடுவீங்க அப்படின்னு சொல்லி மந்திரவாதிகள்லாம் சொல்கிறாங்க அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டு அந்த அம்மா வந்து நிறைய இளம் பெண்களை வந்து கொன்று அப்புறம் அவங்களோட பிளட்டெல்லாம் எடுத்து மூஞ்சியில எல்லாம் இது பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்புறம் அவங்க ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போய் இறந்துடுறாங்க அவங்க இறந்ததுக்கு அப்புறமுமே வந்து அந்த ஊரில் நிறையா தான் வந்து இறந்து போயிட்டே இருந்தாங்க ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த அம்மா மேரிமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ அப்படி தான் வந்து அந்த மேரி வந்து பிளட்டி மேரியாக மாறினாங்க இப்போ வந்து அந்த பிளட்டி மேரி வந்து அவங்க அக்லியாக இருக்கும்போது ரொம்ப அசிங்கமாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க அந்த ஃபேஸ் ரொம்ப இதாக இருக்குதுன்னு கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளட்டை ஃபேஸில் இது பண்ணிட்டு கண்ணாடி பார்த்துட்டே இருப்பாங்க ஸோ அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் அந்த அம்மா பெரியா வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க அவங்க எப்படி வருவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி மாதிரி செட் பண்ணிட்டு இந்த மாதிரி கேண்டில் வச்சுட்டு பிளடி மாரி பிளடி மாரின்னு கரெக்டாக நைட்டு பன்னெண்டு மணிக்கு பதிமூணு தடவை சொன்னால் கண்ணாடி வழியாக வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து காலங்காலமாக சொல்லப்பட்டது ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து நான் நான் வீடியோ பண்ண வந்திருக்கேன் எனக்கு இதில் பெருசாக நம்பிக்கை கிடையாது ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி சேலஞ்ச் பண்ணி அந்த மாதிரி கண்ணாடி வழியாகலாம் பிளடி மாரி வந்தது கிடையாது இருந்தாலும் வந்து ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து தான் வந்திருக்கேன் எனக்கும் பெருசாக நம்பிக்கை கிடையாது ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப நேரம் இது பண்ண வேண்டாம் நான் பேசி முடிச்சிட்டேன் இருந்தாலும் எனக்கு பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரியே இருக்குது இப்போ நான் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இங்கே உட்காந்துருக்கேன் எனக்கு கண்ணாடி வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு இதாக இருந்துச்சு Bloody Mary. Bloody Mary. ordinary please பிளட்டிங் வந்த மாதிரி தெரியல 잘해? 에이, 안 해! वेटिंग मेरी वेटिंग मेरी सुनम को डिनर यार वो फॉरन आ गया थे हम भाभी में कट पे निकल हाँ ये बाड़ी बाड़ी ब्रेडी मेरी ये बाड़ी बाड़ी Danny Daniels Okay. Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, Bloody Mary, ए वाडी वाडी ब्लडी मेरी वाडी वाडी सन्नी लियोन वाड़ा वाड़ा पानी मुझी वाया वाड़ा वाड़ा पानी मुझी वाया டேய் யாரா அது டேய் ஏய் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க யாரா அது சேலஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு எது வைக்கிறதுக்குமே இடம் கிடைக்கல கண்ணாடி வைக்கிறதுக்கு கேமரா வைக்கிறதுக்கு கேண்டல் வைக்கிறதுக்கு நைட்ரேஷன் வைக்கிறதுக்கு எதுவுமே இடம் கிடைக்கல நம்ம கடைசி ஒர்க்கை ட்ரை பண்ணிடலாம் எவ்வளோ இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த இதுக்குள்ளே நம்ம நம்ம உள்ளே வரக்கு முன்னாடியே சத்தம் Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary bloody Mary बड़ी वाली डैनी डैनियल्स Ooh. <laughs> हम्म। கண்ணாடி லைட்டு வரலையா கைஸ் இங்கே பாருங்க டேய் கைஸ் நட்டு போகுது ஏ யாரா யாரா இருக்கீங்களா யாரு கை வீடு பூட்டியிருக்கு யாரு யார் இருக்குங்க പേസമല്ല തീർത്തിൽ പോയ വേണ്ടിതാണ് ഇങ്ങനെ താപത്ത് ഓ നടുവിൽ കഴിഞ്ഞ தேவையில்லை இங்கே இருக்கட்டும் நமக்கு வேண்டாம் இங்கே பாருங்கள் பேசாமல் போயிடலாம் இது எடுத்து கழுவிட்டு போயிடலாம்